எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த சிங்கிள் கலரில் வரக்கூடிய பார்டர்லெஸ் சாரீங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸுங்க இந்த கலர் பிங்கிஷ் ஆரஞ்ச் இந்த சாரியுடைய colour pinkish orange sari number four zero five இந்த சேரீயில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் சேரீலையும் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாக வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் போர்ஷன் பிளைனாக வருங்க இன்னர் லேயர் அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு கண்டினியூனா கண்டினியூஸாக பிளைனாக வரும் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் இருக்குங்க கோல்டு டெஸ்டட் சேரீயில் இருக்குங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க சில்க் மார்க் டேக்கோட சாரீ நீங்கள் வாங்கினாலுமே தயவு செஞ்சு நீங்கள் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து அந்த சாரீ பியூர் சில்க் தானா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்சடு ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு பியூர் சில்க் ரேட்டுக்கே அந்த சாரீஸ் எல்லாம் வருதுங்க ஸோ நீங்கள் வாங்குறது பியூர் சில்க் தானா அந்த பியூர் சில்க்கு ஏற்ற நீங்கள் அமௌண்ட்டு தான் பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தயவு செஞ்சு உறுதி பண்ணிக்கோங்க sari number four zero six colour lavender same பேட்டர்னுங்க செகண்ட் கலர் சாரீ பார்க்குறோம் சாரியுடைய offer price six thousand two hundred சாரியோடைய ப்ரைஸ் அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் இது வந்து ஆன்லைனில் மட்டும்தாங்க நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ நேரில் வந்து கேட்டிங்கன்னா சாரியோடைய ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஆன்லைனில் ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாங்க ஃபோர் ஜீரோ செவன் இதோடைய colour navy blue dark navy blue same pattern third colour sari பார்க்குறோம் சாரியோடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டருங்க அதில் body of sari five point five metre length of blouse point seven மீட்டருங்க with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற fourth colour sari copper sulphate blue so ஒரே டிசைனில் வேறு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இப்போ இந்த வீடியோலேயே இந்த பேட்டர்ன்லேயே நியர்லி ஃபைவ் சாரீஸ் வந்து நம்ம காட்ட போகிறோம் ஃபைவ் கலர்ஸ் வந்து காட்ட போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் டூ த்ரீ கூட நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன எப்போ நம்ம அப்டேட் போடுறோமோ அந்த டைமில் ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்குங்க டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா ஒவ்வொரு சரியாக புக் ஆகிட்டே வரும் ஸோ அப்படி நீங்கள் லேட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சாரீஸும் வந்து புக் பண்ணுறது டைம் எடுத்துக்கும் அண்டு புக் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது sari number four zero nine colour magenta colour கொஞ்சம் டபுள் ஷேடில் வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதாவது ரெஃபரன்ஸ் நம்பரோ அல்லது டிரான்சாக்ஷன் ஐடியோ இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் எங்களால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியுங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் புக்கிங் அப்படிங்கும்போது நிறைய ஆகிட்டே இருக்கும் பேமெண்ட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேமெண்ட் வரும்போது நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க ஸோ டுகெதர் ஒன்றா தான் நம்ம செக் பண்ணுவோம் அப்படி ஒன்றா செக் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அது யாருதுன்னு ஸோ யார் இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணுங்க டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கண்டிப்பாக வேணும் ஸோ நீங்கள் ப்ரீ பேமெண்ட்டில் பே பண்ணுறீங்க இல்லை கேஷ் ஆன் டெலிவரியில் பே பண்ணுறீங்க இல்லை இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஷிப்மெண்ட்டுக்கும் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இப்போ நீங்கள் பார்த்த சாரியுடைய number four one four double one colour magenta sari number four one two இது வந்து bottle green gold and silver ரெண்டு டெஸ்ட் சரியிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்குங்க பாடியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போகும்போது ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number four one three colour violet colour கொஞ்ச நாளாகவே சிங்கிள் கலர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் கலர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் கேட்கறதுனாலயே திரும்பி வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் டிசைன்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நியூ டிசைனில் இருக்கக்கூடியது தான் இப்போ பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது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 வந்து வைலட்டோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ வைலட்டோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கும் போது இன்னும் டார்க்காக தெரியும் பிளாக் மிக்ஸிங்கு ஸோ அதனால் பிளாக் கலர் த்ரெட்டுமே சில சாரியில் சில இடங்களில் கண்டிப்பாக விசிபிளாக இருக்கும் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ அவைலபிளாக இருந்து உங்களுக்கு வேணும் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தாலுமே புக் பண்ண சொல்ல வேண்டாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு யார் அவங்க கேட்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணிடுவோம் அதாவது புக் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு புக் பண்ணிடுவோம் அடுத்து எத்தனை பேர் கேட்டாலும் அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை தான் கொடுத்துட்ருப்போம் அவங்க நம்பரும் நம்ம நோட் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்காக தான் நான் இதை ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் sari number four one six colour pink colour sari number four one seven இதுவுமே பிங்க் கலர் தான் ஆனால் இது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும் ஏன்னா இது வந்து ராணி பிங்க்கும் அண்ட் வெரி லைட் பீச் கலரும் மிக்சிங்கில் இருக்குங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் இருக்கக்கூடியது டபுள் ஷேடாக வரும் சாரியோடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இதோடைய குவாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேரீ உங்களுக்கு தின்னாதான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number four one eight red colour சாரியோடைய கலர் red sari number four one nine colour royal blue இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்டர் இருக்கக்கூடிய சிங்கிள் கலர் சாரீங்க அதாவது பல்லு பாடி ஆஃப் சாரீ ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க கேஷ் ஆன் டெலிவரியிலே நீங்கள் புக் பண்ணலாம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் விட்டு அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த சில்க் மார்க் டேக் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஸ்டிக்கர் தாங்க ஸோ அதனால தான் இப்போ ரீசன்ட் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிக்கர் நம்ம ஷோ பண்ணுறோம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க Thank you. Thank you for watching.